வணக்கம் அதாவது இசைத்துறையில் ஒரு புகழ்பெற்ற மனிதர் நம்ம பக்கத்தில் இருக்காங்க அண்ணன் மணிபாரதி அவர்கள் பக்தி பாடல்களே வேறு வேறு பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க வாசிருக்கீங்களா ஆமாம் அது என்னென்ன நிறைய கிறிஸ்டின் ஆல்பம் வாசிருக்கேன் யாருக்கு அந்த இசை எல்லாம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் வருவாங்க ஃபாரின்லேருந்து நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க குறிப்பாக உங்களுக்கு நினைவில் இருக்கிற சாலி ஆபிரகாம் சார் இருக்காரு அப்புறம் நம்ம தினகரன் இருக்காரு ஏசி தினகரன் ஏசி தினகரன் அவர் நிறைய பண்ணியிருக்காரு அதே மாதிரி நம்ம இவர் இருக்கார் இல்லையா இயேசு அழைக்கிறார் டிஜிஎஸ் தினகரன் அவங்க குரூப்புக்கு அங்கே வாசிருக்கீங்க ஆமாம் வாசிருக்கேன் சரி சரி அது தவிர தடாவில் வந்து பர்டிகுலராக ஒரு ஆசிரமத்தில் கூப்பிடுவாங்க அங்கே போய் வாசிருக்கேன் நான் படித்ததே கிரட்டி ஸ்கூல் தாங்க ஏன்னா டெய்லி அந்த இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் ஏன்னா நான் அப்போ பாடுவேன் இல்லையா அதை பா பாடி இருக்கீங்க அதையும் வயலிலே வாசிக்க ஆமாம் இப்போ வயலில் வாசிக்க தான் போகிறேன் <laughs> சரி வாசிக்க <laughs> பாட்டு பாடி ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா டெய்லி ப்ரேயர்ஸ் இருக்கும் நான் தான் அங்கே லீட் பண்ணி பள்ளியில் ஸ்கூலில் ஸ்கூலில் ப்ரேயர் நான் தான் பாடுவேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பிளேயர் புதன்கிழமை ஸ்பெஷல் பிளேயர் எத்தனாவது போகிறாங்க படிச்சிங்க கல்லட் ஸ்கூல் நான் வந்து அஞ்சாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே தான் என்னோடய வாத்தியார் சொல்வார் மணி இன்ஸ்ட்ருமெண்ட் என்றைக்கும் சோறு போடும் அந்த ஆசிரியர் பேர் அவர் பேர் செல்வராஜின் பேர் அருமையான பியானிஸ்ட் சர்ச்சுக்கு அவர் தான் வாசிப்பார் சரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்குமே என்னை கூப்பிடுவாங்க சர்வீஸுக்கு நான் போய் வாசிப்பேன் அந்த மாதிரி ஒரு பழக்கம் அதே மாதிரி எல்லா ஃபாதர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஆக்சுவலாக புத்தாண்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் முப்பத்தொன்னது நிகழ்ச்சி பிடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சர்ச்சில் தான் நிற்பேன் வாசலில் அந்த ஒரு ஆசீர்வாதம் அவரோட ஆசீர்வாதம் ஜாலியா பிரகாம் சார் வாசிச்சிருக்கேன் அப்புறம் ரிச்சர்ட் விஜய் சாருக்கு வாசிச்சிருக்கேன் ஸோ இவங்கெல்லாம் நல்ல ஒரு தைரியம் சார் அவங்க ஆ தைரியம் சார் அவங்க சந்தா சிட்டி சிட்டி பெரிய கண்டக்டர் அவர் அவருக்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் അടുത്തത് அதே மாதிரி நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாதா கோயில் மணியோசை அற்புதமான பாடல் வி குமார் என்னோட குருநாதர் அவர் இன்னைக்கு நான் இசையில் நிறைய பரவி இருக்கிற காரணம் அவரும் அந்த பாடல் இந்த மாதிரி ஒரு ஜீவனுள்ள சாங்கெலாம் இனிமேல் யாரும் பண்ண முடியாது